Umar Kidzi. Make the trend. We are hiring social media handler. People with good experience in promoting the brand through Instagram, Facebook and Twitter are welcome. Candidates who are well experienced in Premiere Pro, After Effects, Photoshop and FCP, please send your resume to jointouringtalkies at gmail.com. என்னது அவ்வளோ ஈஸியாவா இவ்வளோ ஈஸியா கால் பண்ணு இடத்த சொல்லு நம்ம வீட்டாளுங்க நம்மளை எப்படி பார்த்துப்பாங்க அப்படி பார்த்துப்பாங்க போலாமா இப்படிங்கிறக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு ஆனா இப்ப மனோபாலா சார் இறந்தது வந்து எல்லாருமே வந்து துக்கம் விசாரிக்கிறாங்க ரொம்பவே அதிர்ச்சியாகிறாங்க இந்த விஷயம் உங்களுக்கு கேட்டனியும் முதல்ல கேட்ட நீ உங்களோட இது எப்படி இருந்தது நமக்கு ஒரு அதிர்ச்சியாக தான் ஏன்னா நல்ல டைப்பு சாரு இருக்கும் இந்த ஏரியாவில் இருந்தாலும் எல்லாருக்கும் அவ்வளோ மரியாதை கொடுப்பாரு அது மாதிரி ஏதாவது ஒரு நடிகர் வந்து இனி ஒருத்தர் வந்து அது மாதிரி வர முடியாது இப்போ சினிமாவில் அவர் பண்ண காமெடியை வேற இன்னொருத்தரால் பண்ண முடியாது சிறப்பான ஒரு நல்ல காமெடியன் அவர் காமெடியை பார்த்து நல்லா நிறைய பேர் சிரித்து சந்தோஷப்பட்டிருப்பாங்க அதில் நானும் ஒருத்தேன் அவர் இருக்கும் வரைக்கும் மக்கள்லாம் சிரிச்சுக்கினே இருப்பாங்க இதுக்கப்புறம் சிரிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ மயில்சாமி வந்தாப்புல எங்களுக்கு அவங்க நீங்கள் சொல்கிறதுக்கு மேலே இருக்கு ஏன்னா எங்கள் பக்கத்தில் இருந்தார் நாங்கள் பார்ப்போம் சொல்லுவோம் அப்போ எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கோம் ஏன்னா அவர் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே சொன்னார் குழம்பு நல்லா இருக்கு அவங்க நம்மளை வந்து புகழ்ந்து பேசும்போது நான் சொல்லி சார் அதெல்லாம் பேசாதீங்க நாங்கள் சாதாரண மனுஷன் தானே சார் அம்மா எனக்கு கஷ்டமாக இருக்குது ஆனால் இப்போ மனோபால சார் இறந்தது வந்து எல்லாருமே வந்து துக்கம் விசாரிக்கிறாங்க ரொம்பவே அதிர்ச்சியாகிறாங்க இந்த விஷயம் உங்களுக்கு கேட்டனையும் முதல்ல கேட்டனையும் உங்களோட இது எப்படி இருந்தது நமக்கு ஒரு அதிர்ச்சியாக தான் இருந்தது ஏன்னா நல்ல டைப்பு சார் இருக்கும் இந்த ஏரியாவில் இருந்தாலும் எல்லாருக்கும் அவ்வளோ மரியாதை கொடுப்பாரு அவர் யார் சின்ன பசங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் உணவு உணவு வைப்பார் அது ஒன்று சாராண்டா நல்ல குணமானவர் இந்த கடைக்கு வருவார் அவர் வருவார் கடைக்கு வர முடியாது சார் ஆளுங்க அந்த வீடு மெடில்ஸை சேர்ந்தார்ல கார்பனில் விட்டு வாங்கிக்கிங்க மெடில்ஸ்லாம் லெவலில் நல்லா இருக்குது ஷூட்டிங்லாம் இவங்க அனுப்பிச்சிக்கிறாங்கன்னு சொல்லிக்கிறாங்க சார் நேர்லேயும் தங்கமானவர் அவர் எப்படி படத்தில் நடிக்கிறாரோ அதே மாதிரி தான் நேர்லேயும் நல்ல டைப் உங்களோட பேசுகிற ஆ பேசிக்கிறார் சார் சார் என்ன சார் ஷூட்டிங் போலியான்னு கேட்டால் இல்லை ஷூட்டிங் இப்போ விஜய் ஒரு படம் போயிருந்தீங்க சார் போனோம் சார்னு சொல்லுவார் எல்லோரும் சின்ன பசங்களாக தான் பெரியவங்களாக தான் நல்ல மரியாதை கொடுப்பார் அவர் நம்மளை பொத்துருக்கோம் நம்ம கடைக்காரன்னு அவருக்கு தெரியாது அதுக்கப்புறம் தான் சொன்னேன் நான் சார் நான் கடைக்காரர் சார் ஆடுவஸ் கடைக்காரோட ஓனரோட தம்பியோட தம்பியும் நானும் ரெண்டு பேரும் பார்க்குறேன் சார் நல்ல டைப் சார் எத்தனைடா சார் உங்களுக்கு கடை இதுன்னு கேட்டார் நாங்கள் ஒரு பதினோரு வருஷமாக வச்சுருக்கிறோம் சார் ஓகே சார் நல்ல டைப் தான் சார் ஆனால் இது யாருக்கும் அந்த டிஸ்டர்ப் பண்ணல அவர் சார் நல்ல மரியாதை மற்றவங்க போல ஒருத்தவங்க பணத்தை முறை அந்தெல்லாம் கொஞ்சம் ஹெவியேட்டாக பேசுவாங்கள அவர் அந்த மாதிரிலாம் பேசுனது கிடையாது நல்ல மரியாதையாக சின்ன பசங்களாக இருந்தாலும் பெரியவங்க வணக்கம் வணங்கன்னு வரு சாயந்தர டைமில் வருவார் ஒரு one hour half an hour வெளியே நின்றுட்டு கிளம்பிடுவார் மறுபடியும் நம்மளே நாங்களே அவர் சாரு செத்துறவோ கடை மறுநாள் தரவே இல்லை மரியாதை மாதிரி தான் இருந்தோம் சாரு சாவத்துக்கு அவர் என்ன சொல்லுவாருன்னா நம்ம இல்லாத படமும் மீடியமானவங்களாம் கொடுத்து ஹெல்ப் பண்ண சொல்லுவார் இங்கே முக்காசி பேர் தெரியாது சார் அவர் தான் மனோபால சார் அவர் சாரு சாக்ஸ் போட்டுன்னு வருவார்ல சாக்ஸ் அந்த கண்ணாடி போட்டுன்னு வருவோம் நிறைய பேருக்கு தெரியாதுல்ல இங்கே ஏன் இவ்வளோ போகிறீங்க இந்த சுற்று இந்த ஏரியாவில் நிறைய பேருக்கு தெரியாது ஒன்லி எங்கள் கடகாரங்களுக்கு ஒரு அஞ்சு ஆறு கடகாரர் தெரியும் அவ்வளோதான் மனோபால சார் வந்து இறந்தது வந்து இந்த ஏரியாவில் இருக்க எல்லாருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு அதிர்ச்சி கண்டிப்பாக அவர் இறந்தது வந்து ஈடு செய்ய முடியாது நல்லா நல்லா எல்லாத்துலேயுமே படத்தில் நல்லா நடிச்சிருக்காங்க அவங்க இறந்தது வந்து சினிமா ஃபீல்டில் ரொம்ப அவங்க ரொம்ப வருத்தத்துக்குரியது தான் இந்த படம் கலகலப்பு நிறைய படம் சந்திரமுகி நிறைய படத்தில் நடிச்சிருக்காங்க அவங்க காமெடி வந்து நல்லா ஃபன்னாகவும் இருக்கும் ரொம்ப என்டர்டைமாக நல்லா இதாக இருக்கும் அது மாதிரி ஏதாவது ஒரு நடிகர் வந்து இனி ஒருத்தர் வந்து அது மாதிரி வர முடியாது சினிமாவில் அவர் பண்ண காமெடியை வேறு இன்னொருத்தரால் பண்ண முடியாது சிறப்பான ஒரு நல்ல காமெடியன் அவர் காமெடியை பார்த்து நல்லா நிறைய பேர் சிரித்து சந்தோஷப்பட்டிருப்பாங்க அதில் நானும் ஒருத்தன் இனிமேல் அந்த அளவுக்கு அதை அவர் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னொரு காமெடியன் கிடைப்பானாங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் நல்லா எளிமையான மனிதர் இதில் பைக்லேயும் நான் நிறைய நாள் பார்த்துருக்கேன் இந்த ரோட்டில் நல்ல எளிமையாக சிரித்து எல்லாத்துட்டையும் நல்லா அன்பாக பேசக்கூடிய மனிதர் கொஞ்சம் வருத்தமாக அவர் நல்ல காமெடியனை இழந்த இழந்துட்டோம் சினிமாவுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய இழப்பு தான் இது நான் பேசினது இல்லை நான் பத்து சிரிச்சு கையெல்லாம் காமிச்சிட்டு போயிருக்கேன் நான் கை காமிச்சிருக்கேன் போகும்போது வரும்போது கை காமிச்சிட்டு போவாங்க நிறைய நாள் நான் பார்த்துருக்கேன் மறக்க மறக்க முடியாது அப்படின்னா ஒரு வாட்டி டீ கடையில் குரூப்பாக நின்று பேசினாங்க அப்போ நம்ம இது பண்ணாங்க எல்லாரும் நின்று எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து நல்லா பேசினாங்க அவங்க ஒரு அவர் மயில்சாமி எல்லாரும் இந்த தசரபுரம் சைடில் நின்று பேசினாங்க அப்போ நான் நாங்களும் அங்கே டீ கடைக்கு டீ குடிக்க போனோம் அப்போ எல்லாத்துட்டையும் சிரித்து நல்லா அன்பாக பேசினாங்க ஆமாம் ரெண்டு பேருமே இல்லை ரெண்டு பேருமே சிறந்த காமெடியர்களில் தமிழ் சினிமாவுக்கு முக்கியமான நபர் ரெண்டு பேரும் இல்லை நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய இழப்பு தான் தமிழ் சினிமாவுக்கு அவங்க பண்ணக்கூடிய காமெடியை இன்னொருத்தலால் அவங்க லெவலுக்கு பண்ணுறது கஷ்டமான காரியம் தான் ரொம்ப கஷ்டம் நம்ம ஒரு சோகமாக இருக்கும்போதும் சில அவருடைய காமெடி பார்த்தா நல்லா சந்தோஷமாக சிரிச்சிருக்கும் நிறையா அவர் அடி வாங்குற மாதிரி காமெடிலாம் சில இதெல்லாம் மறக்க முடியாத அளவுக்கு உளுந்து உளுந்து சிரிக்கிற அளவுக்கு நல்லா காமெடி பண்ணியிருக்காங்க நல்லா சிறந்த ஒரு காமெடியான இதுதான் பக்கத்திலே இருந்து பார்த்துருக்கீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு அதிர்ச்சியும் அவர் இருக்கும் வரைக்கும் மக்கள்லாம் சிரிச்சிக்கினே இருப்பாங்க இதுக்கப்புறம் சிரிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ மயில்சாமி வந்தாப்புல நிறைய பேர் சிரி சிரிக்க கேரக்டர் ஃபுல்லாகவே வந்துனே வராங்க இதுக்கப் விவேக் சேர்ந்துட்டாரு இப்போதைக்கு ஆளே கிடையாது காரில் காலைல ஒரு எயிட் ஓ கிளாக் காரில் ஏறி போவார் ஒரு நாலரை மணிக்கு அஞ்சு மணிக்குனா வாக்கிங் போவார் சும்மா அப்படி போயிட்டு சிம்பிளாக தான் போவார் அப்படியே அதுமாரி வார்த்தை சிரிப்பார் ஆய சொல்லுவார் அதனால என்கிட்ட பேசுவார் நல்லா பேசுவார் அவர் கஷ்டம் தான் அது எங்களுக்கு அவங்க நீங்கள் சொல்கிறதுக்கு மேலே இருக்குது ஏன்னா எங்கள் பக்கத்தில் இருந்தார் நாங்கள் பார்ப்போம் கொள்ளுவோம் அப்போ எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா அவர் வந்து கவிச்சி சாப்பிட மாட்டார் சாம்பார் அவியல் கூட்டு பொரியல் இந்த மாதிரி சாப்பிடும் ரெண்டு வாட்டி வந்து சாப்பிட்டாரு அவியல் கேரளா அவியல் வச்சேன் நல்லா சாப்பிட்டாரு அவர் கூட வந்து ஒரு மீன் சாப்பிட்டுட்டு சொன்னார் சார் சூப்பராக இருக்கும் என்னப்பா பண்ண முடியும் அதான் நல்ல குணம் நல்ல மனுஷாலும் டான்ஸ் ஆடிக்கிட்டே சொன்னார் குளமும் நல்லா இருக்குது அப்படிங்களா சூப்பராக இருக்குமா கூட்டெல்லாம் நல்லா இருக்குமா அப்படின்ட்டு அப்போ முதல்ல வரும்போது எனக்கு அவர் தலைவாரி இருக்கிறத வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன் முதல்ல வரும்போது டக்குன்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல அப்புறம் பார்த்தோன்னா அவர் தான் அவர் இங்கே போயிட்டு இங்கே தான் வீடு வாங்கியிருக்காரு பக்கத்தில் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது அவர் அவியல் நல்லா இருக்குதுமா சூப்பராக இருக்குமா என்ன சமையல் எந்த ஊர் சமையலுமான்னு கேட்டேன் நான் கேரளா சார் கேரளா வந்து சாமி எத்தனை வருஷமாக இருக்கீங்க இங்கே நான் அது ஒரு பார்வையும் ஒரு கேள்வும் ஒரு அதே கண்ணில் இருக்குது பாவம் நான் நாற்பது வருஷமாக இருக்கேன் சார் அப்படின்னு அப்படியம்மா உங்கள் சினிமாவிலெல்லாம் உங்களை பற்றி பேசிக்கிட்டாங்கம்மா நல்ல பேரும் புகழ் உங்களுக்கு இருக்குதும்மா அப்படின்னாரு ஒரு மாதிரி புகழ்ந்து பேசுவதில்ல புகழ்ந்து பேசினா அதுக்கு அர்த்தமே கிடையாது அவங்க நம்மளை வந்து புகழ்ந்து பேசும்போது நான் சொல்லி சார் அதெல்லாம் பேசாதீங்க நாங்கள் சாதாரண மனுஷன் தானே சார் அம்மா காசு கொடுத்தாலும் தாயே இந்த சாப்பாடு எங்கும் கிடைக்காதுடா அப்படிம்பாரு இவ்வளோ சோறு தான் வாங்கினார் இவ்வளோ சோறு காய்கறி எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்டாரு நல்லா நான் என்னை பொறுத்தது வரைக்கும் இருங்க இல்லைங்க அவங்க நல்ல குணம் நல்ல மரியாதை யார் அவங்களுக்கு ஒரு நல்லது செஞ்சால் கூட அவங்க அதை சொல்கிறாங்க அதுதான் எனக்கு அவங்க மேலே ஒரு ஒரு பாசம் உண்டாவ காரணமே அதான் இப்போ கமல் பார்த்தேன்னு சொன்னாங்க கமல் நாங்கள் சின்ன வயசுலேருந்தே கமல் கொடுக்க இருந்தோம் கமல் சார் என்னை பார்த்தாரு என்ன நல்லா அரவணைச்சாருன்னு சொல்றாரு அதே மாதிரி விஜய் சார் சொல்றாரு அந்த ஒரு பேச்சு தானேங்க நம்மளுக்கு முக்கியம் தண்டு அகங்காரம் திமுறில் எல்லாம் பேசுறதெல்லாம் இல்லை மரியாதை இன்னும் கொஞ்ச நாள் அந்த மனுஷன் வாழ்ந்துருக்கலாம் இதுதான் கஷ்டமாக இருக்கும் பழைய நடிகரில் எம்ஜிஆர் கூட சரோஜா தேவி அவங்க கூடலாம் நடித்தவர் இல்லை அந்த நடிப்புக்கு அவரை கிடச்சிருக்குல்ல இப்போ கோவி சார்லாம் தானே அவருக்கு டெரு கூட காமெடியா அப்படியே நல்ல மனுஷன் போனது எங்கே ஒரு நேரம் போன அன்றைக்கே கடை மூடிட்டோம் நேற்று தான் கடை திறந்தோம் நேற்று கடை தரணும் வியாபாரம் நடக்கலை எங்களுக்கு இந்த இது இல்லை வந்து அதனால வியாபாரம் நடக்கலை நீ திறந்துருக்கோம் கடவுள்கிட்ட இப்போ ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா நம்மளும் இறந்துருவோம் ஒரு நாளைக்கு அந்த துக்கத்தை விசாரிச்சுன்னா அன்றைக்கி இப்படியே கடைக்கு போவோம் இப்படியே போவோம் வீட்டை பார்த்தாலே ஒன்று ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் நல்லா நடந்து நல்லா பயிர் மாதிரி நடந்து போவார்ப்பா வாக்கிங் எல்லாம் பண்ண அந்த கையெல்லாம் அப்படி ஆட்டிட்டு நல்லா போவோம் நம்ம வீட்டில் மேலே இருந்து நான் பார்ப்பேன் காலையில் அஞ்சு மணிக்கு போவார் பார்த்துருக்கோம் எனக்கு கஷ்டமாக இருக்குது சொல்கிறதுக்குன்னு இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம குடும்பத்தில் ஒருத்தவங்க போனால் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது நல்ல மனுஷன் பரபரப்பான சினிமா செய்திகள் நட்சத்திரங்களின் பேட்டிகள் சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tour and talkies dot co